ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க சார் பேச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்பா நம்ம தலைவன் தாரை பற்றி மாசன் அப்டேட்ஸ் நிறையவே நம்ம சேனல் வரும் ஏன்னா நானும் தாரோட ஃபேன் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் அண்ட் இன்றைக்கே தாரோ இன்னொன்று கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணது தான் அதை யாரும் போய்னா நம்மளோட காஸ்மிக் கிங் தாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படி பண்ணியா நாங்கள் இப்போ வீடியோ போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோ போயிடலாம் காஸ்மிக்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்மிக் கிங் தார்னா தாரோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஓசன் சொல்லப்படுது அதாவது ரூன் கிங் தாரோட கொஞ்சம் பவர் இருக்குன்னே சொல்லப்படுது ரூன் கிங் தாரும் இவனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தாங்க ஆனால் ஒரு பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர் இவருக்கு கொஞ்சம் ஒன்று இருக்குது அது ரூன் சிங் கிடையாது ஓகேவா அண்ட் இவரும் காஸ்மிக் காமஸ் மேனும் ஒன்றுன்னு சொல்லப்படுது அப்போ இவர் எவ்வளோ பவர்னு பார்த்துக்கோங்க அண்ட் இவ்வளோ பவர் செய்ய முடியாது நீங்கள் நம்ம பார்க்க அவரோட வீக்னஸும் ரொம்ப தான் கம்மிங்க ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் அண்ட் இவரால் ஒரு பியாண்டரையே கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்ஃபேக்ட் என்ன பண்ணா இவரும் ஒரு பியாண்டர் ஓகேவா ஆக்சுவலாக இவர் ரீப்ளேஸ் ஆஃப் ஓடின் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஓடின் செட்டதுக்கப்புறம் அடுத்த பியாண்டராக இவரை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ஓகேவா அண்ட் இவரோட பர்சன் தான் வேறு லெவலில் இருக்குங்க அண்ட் ரூம் ரூன்ஸிங் தர மாதிரி தான் பட் ஒரு நான் சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நான் கடைசியில் வீடியோவில் கடைசியில் ரிவீல் பண்ணுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் கார்டின் ஃபிசியாலஜிங்க ஆஸ் கார்டின் ஃபிசியாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஓடினோலே கூட இருக்கும் இந்த ஓசனுக்கு ஓகேவா ஓடினே நம்ம சம பாடினாலே அவரோடைய இவருக்கு ரெண்டு மடங்கு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆஸ் கார்டின் ஃபிசியாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் டியூரபிலிட்டி ஸ்ட்ரென்த்து அதுக்கப்புறம் அந்தமாரி ஸ்பீடு அந்தமாரி பல விஷயங்கள் இவங்களுக்கு சாட மனுஷங்களும் நூறு மடங்கு கூட கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து மேன் ஸ்ட்ரென்த்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இவருக்கு கிட்டத்தட்ட நார்மல் தான் இருக்கே ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கும் அண்ட் இவருக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டன்ஸுங்க வெறும் ஹண்ட்ரட் கேஜி கிடையாது ஓகேவா அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டூரபிலிட்டி நார்மல் தாராலேயே ஒரு ஆட்டோ டைன் ஸ்டாரையே வந்து தாண்டிட்டார் அஞ்சு நிமிஷத்துக்கு பட் இவரால் தாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தாங்க முடியும் அண்ட் இவரால் ஒரு ஸ்டாரையை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அவரோட வெப்பனான மிலோனியராக வச்சு கூட அழிக்கலாம் அண்ட் இவரோட ஸ்ட்ரென்த் டச்சு இவங்களால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்த செட் என்ன பண்ணால் ஆம்னி போட்டனுங்க நை ஆம்னி போட்டன் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இவர் கிட்டத்தட்ட சொன்னால் டேனஸ் தான் இவருக்கு ஒரு சின்ன பூச்சி மாதிரிங்க ஆக்சுவலாக நார்மல் தாரே கிட்டத்தட்ட அவரை சம்ம அடி வெளுத்துருப்பார் பட் இவரால் எப்படி பண்ண முடியும்னு சொன்னால் சாரை நம்மள டேனஸ் இவருக்கு ஒரு கொசு மடி அடித்தா பட்டுன்னு போய் விழுந்துருவார் ஓகேவா அந்த அளவுக்கு இவரோட ஆம்னி தான் இருக்காது ஓகேவா அண்ட் அடுத்த பாடம் என்ன பண்ணால் ஆம்னி சயின்ஸுங்க ஆம்னி சயின்ஸ் பியாண்ட் இருக்க ஆம்னி சயின்ஸாக அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க மாட்டாது உலகத்தில் இருக்க எல்லாமே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான மூணு பவர் இருக்குது என்ன அப்படின்னா space time manipulation space time மேனிப்புலேஷனாக என்ன அப்படின்னா இவரால் டைமை மேனிப்புலேட் பண்ண முடியுங்க எஸ் இப்படியாண்டரால் நிச்சயமாக முடியும் அண்ட் அடுத்த பவர் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாண்டம் ரிலாம் மேனிப்புலேஷன் இவரால் ஒரு ரிலாம்லேயே மேனிப்புலேட் பண்ண முடியும் அண்ட் அடுத்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல் மேனிப்புலேஷன் சோல் மேனிப்புலேஷனாக உங்களுக்கு தெரியும் இவர் கிளியர் சொன்னால் பியாண்ட் கூட சொல்ல முடியாது ஒரு ஸ்கை ஃபாடுங்க ஸ்கை ஃபாடுனா எதுவும் பார்த்தீங்கன்னா இவரால் ஒரு உயிரை கிரியேட் பண்ண முடியுங்க ஒரு உயிரை இவரால் கிரியேட் பண்ண முடியும் எவ்வளோ சூப்பரான விஷயம்னு பார்த்துக்கோங்க இன்னொன்று பவர் என்ன பார்த்தீங்கன்னா ரூன் மேஜிக் எம்பவர்மெண்ட் இவருக்கு ரூன் மேஜிக்கும் இருக்குங்க செம பவரில் அண்ட் ரூன் கிங் டார்கிட்ட மெயின் பவரும் இவர்கிட்ட இருக்கா அப்போ இவ்வளோ பவர்னு பார்த்துக்கோங்க ஓகேவா அண்ட் அடுத்த பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நை ஆம்னி பிரசன்ஸ் அதாவது இவர் ஒரு பியாண்டே நான் எதுவுமே சொல்லியிருப்பேன் இல்லையா இவரை எல்லா இடத்துலையும் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை பார்த்தீங்கன்னா இவர் சொல்லப்போனால் இவர் காட்ஸுக்கெல்லாம் மேலானவர் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் மாதிரி ஓகேவா இவரால் ஒரு பிளானத்தை ஒரு யூனிவர்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா அண்ட் அடுத்த பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இன்மார்டாலிட்டி இவருக்கு சாவே கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் இவர் சாக மாட்டார் ஓகேவா அண்ட் அடுத்த கடைசி போகிறாரு மெயின் பவர் என்ன பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டைனமிக் எனர்ஜி மேனிபுலேஷன் இவரால் மிச்சவங்களோட பவரை அப்சர்வ் பண்ண முடியும் ஓகேவா அதனால் இவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவார் ஓகேவா இவரோட ஃபஸ்ட்டு வீக்னஸ் என்னென்னு பார்த்துனாங்க ஃபஸ்ட்டு வீக்னஸ் பண்ணால் இவரால் ஈஸியாக மைண்ட் வாஷ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இவர் என்ன தான் இவரோட அம்மா வந்து ஒரு பெரிய மெடிசினாக இருந்தாலும் இவருக்கு அந்த பவர் கிடையாது ஓகேவா அதனால் இவர் ஈஸியாக மைண்ட் வாஷ் பண்ண முடியும் ஓகேவா அண்ட் அடுத்த வீக்னஸ் என்னென்னு அப்படின்னா இட்டர்னிட்டி அண்ட் செலஸ்டேஸ் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பியாண்டஸ்க்கும் ரொம்ப மேலானவங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களால் நம்மளோட தாரை கொள்ள முடியும் அதையும் ரொம்ப ரொம்ப நம்மளால் மட்டும் கொள்ள முடியும் நீங்கள் இப்போ சொல்லலாம் ஏன் டேனோஸ் ஒரு இத்தனல் தானே இவரால் கொள்ள முடியுமா அப்படின்னா டேனோஸ் வந்து வெறும் பாடி இட்டனலா முழுசான இத்தனலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவராக இருந்தால் தான் இந்த காஸ்மிக் கிங்டாரை கொல்ல முடியும் ஓகேவா ஏன்னா டேனஸ் வந்து வெறும் பாடி இட்டர்னல் தான் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா அண்ட் இவ்வளோ வீக்னஸ் இவ்வளோ தான் அண்ட் இவ்வளோ பவர்ஸும் இவ்வளோ தான் அண்ட் பட் இவரோட பவர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் யார் இந்த வீடியோ பற்றி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் எப்போவுமே மாடர்ன் டீச்சர் பிடிச்சி கொடுப்போம் கேமிங் அடிச்சு கொடுப்போம் சில டெக் வீடியோஸ் வரும் அண்ட் அதுக்கப்புறம் க்ரீக் மென்டாச்சும் எப்போயாச்சும் சொல்லுவோம் ஓகேவா ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுனால நான் இதை பற்றி என்ன சொல்ல விரும்பல அண்ட் எஸ் உங்களுக்கு காஸ்மிக் கிங்டார் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கொள்ளியா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது உங்களை வச்சுட்டு நான் இன்னும் எபிசோடில் உங்களை பார்க்குறேன்